மடிப்பாக்கம் திமுக பிரமுகர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் சென்னை மடிப்பாக்கம் பெரியார் நகர் ஆறாவது தெருவை நூற்றி எண்பத்தெட்டாவது திமுக வட்ட செயலாளராக இருந்து வந்தவர் செல்வம் இவர் நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் நூற்றி எண்பத்தெட்டாவது வட்டத்தில் திமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட இருந்தார் இந்நிலையில் கடந்த ஒன்றாம் தேதி இரவு செல்வத்தை ஆறு பேர் கொண்ட கும்பல் செல்வதை அவரது அலுவலகம் முன்பு வெட்டிப்படுகொலை செய்து தப்பியது இந்த கொலையில் தொடர்புடையவர்களை பிடிக்க பரங்கிமலை துணை கமிஷனர் தலைமையில் ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டன இந்த சூழலில் செல்வதை கொலை செய்த கும்பல் காரில் தப்பி செல்வதாக சென்னை காவல்துறை அனைத்து மாவட்ட காவல் நிலையங்களுக்கும் தகவல் கொடுத்த நிலையில் சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் காரில் தப்ப முயன்ற தூத்துக்குடி மாவட்ட அம்மா பேரவை செயலாளரான ராதாகிருஷ்ணன் என்பவரை போலீசார் கைது செய்தனர் அதனைத் தொடர்ந்து திமுக வட்ட செயலாளர் கொலை வழக்கில் தொடர்புடைய விக்னேஸ்வர் கிஷோர்குமார் நவீன் புவனேஸ்வர் சஞ்சய் ஆகிய ஐந்து பேர் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகே கைது செய்யப்பட்டனர் முதற்கட்ட விசாரணையில் செல்வம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்ததால் அவரை தொழில் போட்டி காரணமாக கொலை செய்துள்ளதாக தெரியவந்தது இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்களை சென்னை காவல்துறை விசாரணை செய்து வருகிறது